எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் ஆதி வீரர்ஷி நாம் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் இணையவழி கல்வி மாணவர்களுக்கு சுகமே என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் இணையவழி கல்வி என்னும்போது மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் க கல்வியாக தான் இருக்கின்றது நேரில் சென்று படிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் நமக்கு ஒரு பாதையாக இணையவழி கல்வி அமைகின்றது ஒரு வருடத்திற்கு படிக்காவிட்டால் என்ன என்றும் கேட்கும் மக்களுக்கு நான் ஒன்று கேட்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு தினமும் செய்யும் வேலைகளை செய்யாவிட்டால் மறுதினம் செய்ய தோன்றாது இந்நிலையில் மாணவர்களின் நிலையை சேர்ந்து சிந்தித்து பாருங்கள் ஒரு வருடத்திற்கு படிக்காவிட்டால் என்ன ஆகிறது ஒரு நாளிற்கு நான் எதுவும் படிக்கவில்லை என்பதை விட ஒரு நாளிற்கு நான் ஒரு வார்த்தை கற்றுக்கொண்டேன் என்பதுதான் என் மனதிற்கு நிம்மதியும் நம்பிக்கையும் அளிக்கின்றது உங்கள் மனசாட்சியிடம் நீங்களே கேட்டு பாருங்கள் எவ்வளவு மாணவர்கள் செல்பேசி இல்லாமல் இணையவழி கல்வி மூலம் படிக்க முடியாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு இது கிடைத்தும் நாம் இதை சுகமில்லை நேரம் அதிகமாக கொடுக்கின்றார்கள் நான் எப்படி படிப்பேன் கண்ணு போகிவிடும் என்று எவ்வளவு நாம் பேசுகின்றோம் ஆனால் அவர்கள் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு மணி நேரம் செல்பேசியில் வேறு ஏதோ நோண்டுவதற்கு பதிலாக இதை படித்தால் எவ்வளவு நல்லது நமக்கு நாம் நம்மளுக்காக தான் நாம் இதை செய்கின்றோம் மற்றவர்களுக்கு அல்ல ஆசிரியர்கள் அவர்களை வேலை அவர் வீட்டில் எவ்வளவு வேலைகள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்காக செல்பேசியில் நமக்கு பா பாடங்கள் எடுக்கின்றார்கள் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக எல்லாம் நமக்காக அந்த இணையவழி கல்வி இல்லை என்றால் நாம் எப் எப்படி இந்த நிலையில் இருப்போம் இந்த வருடமே அழிஞ்சு போயிருக்கும் அந்த காலத்தில் இது எதுவும் இல்லை அந்த காலத்தில் மஞ்சா காமாலை என்ற ஒரு நோய் வந்தது அந்த நேரத்தில் ஆசிரியர்கள் எதுவும் பண்ண முடியாமல் சொல்லித்தர முடியாமல் தான் இருந்தது ஆனால் இக்காலத்தில் இருக்கும் இணையவழி கல்வி அந்த காலத்தில் இல்லை ஆனால் நமக்கு இருக்கின்றது ஆனால் வேணாம் என்று சொல்கின்றோம் அந்த காலத்தில் இல்லை ஆனால் எங்களுக்கு வேண்டும் அதன் போல் ஏதாவது இருக்கா என்று கேட்கின்றார்கள் எனக்கு இணைய வழி கல்வி ஒரு பாதையாக கல்வியுடன் இணைவ இணைவது என் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகின்றது இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி கூறி விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்